இந்த மைக்ரோஃபோன்ஸை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்துறதுக்காக நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இது ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணால் வேலை செஞ்சுருக்கும் ஆனால் ஒரு பிசியில் கனெக்ட் பண்ணுறப்ப வேலை செஞ்சுருக்காது இதை எப்படி இப்போ சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிசியை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஃபோனுக்கும் மைக்ரோஃபோனுக்கும் தனித்தனியான ஜாக் இருக்கும் இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த பின் கான்ஃபிகரேஷன் படி தான் பிசியை எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஆனால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பின் கான்ஃபிகரேஷன் இருக்கும் இதை ரெண்டு அப்ரோச் மூலமாக சரி பண்ணலாம் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் ஒரு டிங்கரர் அப்ரோச் ப்ரொஃபஷனல் அப்ரோச் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு அடாப்டர் வாங்கிட்டு இதை யூஸ் பண்ணுறது தான் உங்ககிட்ட இந்த பின் ரெடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தாலும் நீங்கள் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டிங்கரஸ் வே சூஸ் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் மறுபடியும் இந்த மைக்ரோஃபோனை வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடலாம் ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் மறுபடியும் டிங்கர் பண்ணலாமே இப்போ கனெக்டர்லேருந்து ஃபியூ இன்ச்சஸ் தள்ளி இந்த வயரை கட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே வயர் தான் இருக்குது ஒன்று கிரவுண்ட் இன்னொன்று சிக்னல் ஸோ இதை பார்த்தாலே தெரியுது ஒரே ஒரு சிக்னல் வயர் தான் இருக்குது அதனால் இது ஒரு மோனோ சவுண்டு தான் கொடுக்குது என்கிட்ட இப்போ ரிமூவபிள் ஹவுசிங் இருக்கிற மாதிரியான ஒரு கனெக்டர் இருக்குது ஒரு டிஆர்எஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்குது ஆனால் சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கனெக்டரோட ஹவுசிங்கை இந்த வயர் வழியாக விட்டுட்டு இப்போ இந்த வயரை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்னல் வயரையும் கிரவுண்டையும் இந்த பின்ஸில் சால்டர் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த மைக்ரோஃபோன் சிக்னலில் இந்த சின்ன பின்ஸ் ரெண்டுலேயுமே கனெக்ட் பண்ணலாம் இது மோனோவாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டுலேயுமே சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டீடியோவாக இருந்தால் தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கணும் பெரிய பின்னை வந்து நம்ம கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹவுசிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் மறுபடியும் வேகமாக இழுத்தா கூட இந்த வயர்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் தட்ஸ் இட் ஒர்க் ஆகுது ஃபைன் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சி யூ ஓகே